மாநகராட்சியின் மூலமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது ஆங்கங்கே இருக்கக்கூடிய வார்டுகளில் காலையில் தினமும் நீங்கள் கேட்கலைன்னு நினைக்கிறேன் எங்கே பார்த்தாலும் அந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த இடத்துல தடுப்பூசி நடக்கிறது என்பதையும் அதே போல் கிராமத்தில் ஒன்றியங்கள் மூலமாக அங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் கூட கவனத்தோடு நிச்சயமாக மூன்றாவது அலை வருவதற்கு முன்னதாக இதை முழுமையாக நிறைவேற்றினால் நிச்சயமாக மதுரை மாவட்டத்தில் அந்த அலை தடுக்கப்படும் அதற்காகத்தான் நேற்றைய முன்தினம் கூட நம்முடைய இன்னமும் டிவிஎஸின் மூலமாக ஆக்சிஜன் அந்த பிளான்ட் ஒன்று அரசு ராஜாஜி மருத்துவமனையில் துவக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம புதிதாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை கூட ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்ற மாற்றுவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது காரணம் கொரோனாவோடையும் மற்ற நோய்கள் வந்தாலும் கூட அதை சிறப்பாக செல்வதற்காக மருத்துவத்துறையையும் நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் தினம் தினம் உங்களையும் பார்த்துட்டே இருக்கிறோம் எந்த அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நமது அரசை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வருமுன் காப்போம் திட்டத்தை நேற்று தினம் துவங்கி வச்சுருக்கிறோம் அப்புறம் வீட்டை தேடி மருத்துவம் அதை போல் இன்றைக்கு வீட்டை தேடி கல்வி எந்த துறையாக இருந்தாலும் அது இந்தியாவிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான்னு சொல்லி இன்றைக்கி கூட செய்தியில் செய்தித்தாளில் வந்திருக்கு அது நடைமுறையிலையும் உண்மை கூட இப்போ இன்னொரு ஒரு பத்து நாட்களில் இந்த மழையினுடைய வேகம் அதிகரித்தால் அதை தடுக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் அந்த முன்னேற்ற முன்னேற்பாடுகள் செய்வது சம்பந்தமாகவும் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை இல்லை அறுபத்தி ரெண்டு சதவீதம் மாநகர்லையும் மதுரை மாவட்டம் முழுவதும் முதல் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது வர்றதுக்கு நாளைக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ஒன்று சதவீதம் வரக்கூடிய தடுப்பூசியை மாநகருக்கும் மாவட்டத்திற்கும் குறித்தளிக்கப்பட்டு எல்லா இடங்களிலுமே வந்த உடனே முதல் முறை வருகிற போது பன்னிரெண்டு மணிக்கே தீரக்கூடிய அளவில் கூட இருக்குது அதனால் மக்களுடைய ஆதரவை ஏற்று எதுவும் பாகுபாடு இல்லாமல் இன்றைக்கி மதுரை மாவட்டம் அந்த தடுப்பூசியை வழங்கி கொண்டிருக்கிறோம் முகக்கவசம் தான் ஆட்சியர் நம்ம கமிஷனர் முதல்வர் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ தீபாவளி நேரத்தில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் இருந்தாலும் அது அதுக்காக எச்சரிக்கையாக நம்ம சொல்ல சொல்லுவோம் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்க கூடிய வரைவில் அதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நிதி நிலைமைக்கு ஏற்ப அது வழங்கும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் தேர்தல் வாக்குறுதியில் அளித்த எல்லாத்தையுமே படிப்படியாக செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை அந்த நாள் வரணும் ரெண்டாவது டோஸு மொதல் டோஸு போட்டதுலேருந்து அது அந்த எண்பத்தி ரெண்டு நாள் நம்ம முதல் எடுத்தோடனே வேகமாக முதல் டோஸுன்றது எல்லோரும் வந்துடுறாங்க ரெண்டாவது டோஸு வர்றதுக்கான அந்த கால அவகாசம் வேணும்ல அந்த கால அவகாசம் வந்து வைக்கணுங்க இப்போ நாளைக்கு கூட நாங்கள் போடுறதுல அந்த ரெண்டாவது டோஸ் யார் யாருக்கு அந்த டைம் முடிஞ்சிருக்கோ அதையும் போடுறதுக்கு தயாராக இருக்காங்க ஆமாம் ரெண்டாவது டோஸ் அந்த டைம் தான் காரணமே ஒழிய வேறு காரணம் கிடையாது இந்த மொதல் டோஸ் போட்டு எண்பத்தி ரெண்டு நாள் எண்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாள் ஆகணும் அதனால் இப்போ அந்த தொண்ணூறு நாளைக்குள்ளேயே நம்ம மொதல் டோஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகிறோம் அதனால் இனி ரெண்டாவது டோஸும் நாளைக்குலேருந்து அதுவும் வந்தாலும் அந்த டைம் வந்திருக்குன்னா அவங்களுக்கு புறம் போடும் இல்லை இப்போ இங்கே தான் மதுரையில் தானே இருக்கிறோம் டெய்லி பேப்பர் பார்க்குறீங்களா இல்லையா இது பார்க்குறீங்களா இல்லையா இப்போ இந்த டிவி வேறு மீடியா வேறு உள்ள இருக்குது முடிச்சுட்டு அப்புறம் தனியாக வேறு சொல்கிறேன் அதாவது பதிவுத்துறையில் வந்து இப்போ ஒரு வருவாய்த்துறையை போல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது ஏபிசின்னு மூணு பிரிவாக பிரிச்சிருக்கிறோம் அதாவது அதிகமாக பதிவு செய்யக்கூடிய அலுவலகத்தில் பணியாற்றக்குறவங்க ஓராண்டு காலமும் அதற்கு பின்னுக்கு அந்த முதல்நிலையில் இருக்கிறவர்கள் ஓராண்டு முடிந்ததற்கு பின்னால் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியதற்கு மூன்றாண்டு காலமும் அதுக்கு இப்போ அதற்கு அடுத்து இரண்டாவது நிலையில் இருக்கிறவங்க இரண்டாண்டு காலம்னு அதை பிரிச்சிருக்கிறோம் அதுபுறம் பத்திர அலுவ சார்பதிவாளர்களை அது மாதிரி பட்டா நம்முடைய டிஆர்ஓலாம் அந்த இதில் பண்ணுனா அது ஒரு முறையாக இருக்கும் யாருக்கும் இவருக்கு தான் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கிறாரு இவர் தொடர்ந்து வேறு மாதிரி எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான்றது இல்லாமல் இதை இது மாதிரி நடைமுறை கொண்டு வந்துட்டால் எந்த விதமான பாகுபாடு இருக்காதுன்றதையும் கொண்டு வந்துருக்குறான் வேறு என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை செய்கிறோம் ஆ நெருக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது அதை முடிஞ்சோடனே மாண்புமும் முதலமைச்சர் இடத்துல அனுமதி விட்டு அதை திறப்பாங்க வணிக வரித்துறையில் வந்து அதை எத்தனை முறை சொல்கிறது வணிக வரித்துறையில் இப்போ அந்த ஆய்வு செய்து தவறான பணியை செய்கிறவங்க அதை கண்டுபிடிப்பதற்காக ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களில் ஆயிரம் பேர் அதுக்கு பதவி உயர்வு கொடுத்து அவர்களை இந்த பணியில் ஈடுபடுவதற்காக செய்து கொண்டிருக்கிறோம் பல முறை சொல்லியிருக்கிறோம் அந்த தவறாக வியாபாரம் செய்யாமல் இருப்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிகாரி யாராக இருந்தாலும் சரி அது உயர்நிலையில் இருந்தாலும் எந்த மட்டத்தில் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம்